பெரியங்கி பேராத பசங்க உங்களுக்கும் தான் கிரிக்கெட் விளையாட பேரேன்னு சொல்லிடாத அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் போகக்கூடாது ஓகே ஏங்க எங்களுக்கு எதுவும் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க நாங்கள் நியூஸில் பார்த்துட்டு சொல்லலாம் வயிறு சொன்னா யார் போய் பாப்பா அது சரி காய்கறிலாம் எங்க போய் வாங்க வெளிய போய் தானே ஆகணும் என்ன பண்ணி அதெல்லாம் நீ வந்து வெளிய போய் தேவைன்னா இந்த சாக்கு வச்சுட்டு வெளிய போன வெளிய போன சொல்லிட்டு இருக்காங்க காய்கறி வீட்டுக்கே வந்துடும் சரியா ஐயோ இந்த சாக்கு வச்சுட்டு வெளிய போய் சித்தலான்னு பார்த்தேன் வீட்டுக்கே எல்லாம் வந்துடும் சொல்றாங்களே ஒன்றும் பண்ண முடியாதே எனக்கு ஏபிசிடி கூட தெரியுமான்னு தெரில ஏமா ஏபிசிடி தானே ஏபிசிடி ஏமா ஒன் டூ த்ரீ தானே ஒன் டூ த்ரீ ஏமா ஆளான பாருங்க கோல போய் ஏறி போச்சுறாம்பா நீங்க படிக்கிறீங்கன்னு நான் சட்டை பிடிச்சிட்டு வருவேன் ஒழுங்க மரியாதை படிங்க சரிம்மா நான் போய் கொஞ்ச நேரம் நியூஸ் பார்ப்போம் சரி தாத்தா எப்பா இப்போதான்ப்பா வேலையெல்லாம் முடிச்சு தங்கச்சி கூட ஃபோன் பேசுவோம் ஹலோ தங்கச்சி எப்படி இருக்க உங்கள் உங்கள் ஊரில் எப்படி கொரோனாலாம் எப்படி இருக்கு ஏக்கா இங்கே என்ன கொரோனா கிட்ட இருக்க வீடு கூட இருக்குக்கா ரொம்ப நாங்கள் மட்டும்தான்க்கா தப்பிச்சிட்டு இருக்கோம் சரி நீ பத்திரமா இரு வெளியே எங்கேயும் போயிடாத வெளியே போனாலும் மாஸ்க் போட்டு போ பிள்ளைங்களை வெளியே விடாத சரிக்கா அப்புறம் பேசுகிறேன் அடுத்த குழம்பு குவிச்சிட்டு இருக்கு சரியா நீ பத்திரமா இரு பாய் ஆ சரி சரி பாய்ப்பா ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்ட் டூ வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க